hello friends welcome back to Auto Master today நம்ம the new Hero Destiny one twenty five ஸ்கூட்டியோட ரிவ்யூ ஸ்பெசிஃபிகேஷன் வால்க் அரௌண்டில் நம்ம பார்க்கலாம் இந்த scooty two thousand nineteen launch ஆன ஒரு நியூ மாடல் இது இந்தியாவில் ஃபர்ஸ்ட்டு ஃபேமிலி ஸ்கூட்டராக அது வந்து கருதப்படுது இந்த ஸ்கூட்டியில் நியூ டெக்னாலஜிஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அது என்ன டெக்னாலஜின்னு பார்க்கும்போது ஹை த்ரீ இயர்ஸ் டெக்னாலஜின்னு கொடுத்துருக்காங்க which means idle stop start system எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல மைலேஜ்க்காக இந்த சிஸ்டம் கொடுத்துருக்காங்க நீ இன்ஜின் வந்து ஐடியில் இருக்கும்போது இன்ஜின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷட் ஆஃப் அண்ட் ஸ்டார்ட் ஆகும் அந்த டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க so it gives a good efficiency and good mileage இந்த ஸ்கூட்டியில் கலர்ஸ் என்னென்னு பார்க்கும்போது noble red panther black pearl silver chestnut ப்ரான்ஸ்னு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டி கலர்ஸில் கொடுத்துருக்காங்க சூப்பர் லுக்காக இருக்குது இந்த ஸ்கூட்டியில் மெயின் ஃபீச்சர்ஸ் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா revolutionary high three years technology, digital analog combo meter, service reminder, combination log, external fuel filling, mobile charger and boot light இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிலாம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் நம்ம ஹார்ட் ஆஃப் இன்ஜினை பற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா one twenty five cc air cool four stroke SI engine and இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா six point five kilo watt at six thousand seven fifty ஆர்பிஎம்மாக இது பவர் கொடுக்கும் அண்ட் இதோட மேக்ஸிமம் டார்க் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ten point two newton metre at five thousand RPM starting பார்த்தீங்கன்னா செல்ஃப் அண்ட் கிக் ஸ்டார்ட் அவைலபிளாக இருக்குது அண்ட் இதோட சஸ்பென்ஷன் டைப் பார்க்கும்போது telescopic hydraulic suspension rear spring oil suspension கொடுத்துருக்காங்க இதோட பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா எஃபிஷியண்ட்டாக இருக்குது integrated braking system front and back பிளாக்லேயும் ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க தென் இதோட சேசிஸ் டைப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹை ரிஜிடிட்டி அண்டர் போன்ற டிசைன்னால் மேக் பண்ணப்பட்டிருக்கு அண்ட் இந்த ஸ்கூட்டியோட ஓவரால் சீட் ஹைட் நீங்கள் பார்க்கும்போது அன் seven hundred and seventy MM ஹைட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஓவரால் வெயிட் பார்க்கும்போது hundred and eleven point five KG இதோட ஓவரால் வெயிட் தென் இதோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட டேங்க் கெப்பாசிட்டியாக five point five litres of petrol நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் தென் மைலேஜை பார்க்கும்போது நீங்கள் ஃபிஃப்டி கிலோமீட்டர் பர் லிட்டர் உங்களுக்கு வந்து கொடுக்கும் மைலேஜாக நீங்கள் எவ்வளோ ஓவரால் நாள் டாப் ஸ்பீட் நீங்கள் ட்ரைவ் பண்ண முடியும்னு பார்க்கும்போது நைன்ட்டி கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம் தென் இந்த டயர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் டியூப்லெஸ் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அலாய் வீல்ஸ் எல்லாம் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் இது ஒரு லைட்டிங் பற்றி நம்ம பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆலோஜன் டைப் லைட்டில் தான் கொடுத்துருக்காங்க எல்இடி லைட் வந்து கிடையாது டெயில் லைட்டும் அதே மாதிரி தான் தென் இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்க்கும்போது டிஜிட்டல் அண்ட் அனலாக் டைப்பில் கொடுத்துருக்காங்க speedometer odometer fuel gauge tachometer stand alarm trip meter இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் உங்களுக்கு கன்சோலில் அவைலபிலிட்டியாக இருக்கும் தென் இந்த ஸ்கூட்டியோட ஆன்ரோட் ப்ரைஸ் நீங்கள் எவ்வளோ பார்த்தீங்கன்னா sixty nine thousand five hundred ருபீஸும் உங்களுக்கு வந்து செல்லிங் பண்ணுறாங்க தென் இந்த ஸ்கூட்டியோட பெஸ்ட்டு ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்க்கும்போது நம்ம சீட்டுக்கு அடியில் இப்போ நல்லா அவைலபிள் அவைலபிலிட்டி ஆஃப் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதில் மொபைல் சார்ஜிங் போர்ட் பூட் லைட்ஸ்ன்ட்டு நல்ல ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க தென் எக்ஸ்டர்னல் ஃபீல் ஃபில்லிங் நீங்கள் வந்து சீட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணுன்ட்டு அவைலபிலிட்டி இல்லை நீங்கள் வெளியவே நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் பெட்ரோல் ஓவராலாக டிஸ்டினி ஒன் டுவெண்ட்டி ஃபைவோட லுக் சூப்பராக இருக்குது chrome pro body colour mirrors elegant metal body signature tail lamp எல்லாமே ஓவர் லுக்காக சூப்பராக இருக்குது இந்த ஸ்கூட்டி பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட்டான ஒரு ஸ்கூட்டி நல்ல மைலேஜ் எஃபிஷியண்ட்டான ஒரு ஸ்கூட்டியாக வந்து இந்தியாவில் கருதப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓவராலாக நான் டெஸ்டினி ஒன் டுவெண்ட்டி ஃபைவோட ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூஸ்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன் அண்ட் வால்க் அரவுண்ட்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டேன் நான் கம்மிங் வீடியோஸில் உங்களுக்கு இந்த பைக்கோட டெஸ்ட் ரைட் நான் பண்ண போகிறேன் இதோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது இதோட ஸ்பீட் செக்அப் எல்லாமே நான் டெஸ்ட் பண்ண போகிறேன் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் friends okay friends thank you all bye